வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ எப்படி சுத்தம் பண்ணலான்னுங்க ஒரு பூ எடுத்திருக்கேன் இப்படி எடுத்துக்கோங்க இது எல்லாம் இப்படி ஒட்டி இருக்கும் கையில் இப்படி பண்ணிங்கன்னா எல்லாமே விரிஞ்சிடும் அப்போது இந்த நரம்பு இருக்குது இல்லைங்களா இந்த இதையும் எடுத்துருவோம் இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற இதையும் எடுத்துருவோம் இது இருந்தால் தான் வயிறு வலி வரும் ஸோ இந்த ரெண்டையும் எல்லாத்துலேயுமே எடுத்துடலாம் இதே மாதிரி ஒவ்வொரு பூலையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டை மட்டும் எடுத்தால் போதும் இப்படி பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியாக சீக்கிரம் எடுத்துடலாம் வாழைப்பூ சுத்தம் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லைங்க நிறையா பேர் இது சுத்தம் செய்கிறது கஷ்டம்ட்டே வாங்க மாட்டாங்க வாழைப்பூ குழந்தைகளுக்கெல்லாம் ரெகுலராக கொடுங்க சின்ன குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு முக்கியமாக சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் பார்த்திங்கன்னா சத்து நிறையா இருக்குது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க எல்லாருமே வீக்லி ஒன்ஸ் இதை எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது மித்த காய்கறி மாதிரி இது விலை கூட அதிகம் இல்லை அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் இருக்கும் பாருங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இது கஷ்டமே இல்லை ஒரு பூ எடுத்திங்கன்னா அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணிடலாங்க வீக்லி ஒன்ஸ் ஸோ ரெகுலராக எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு சின்னதாயிருச்சு சின்னதாக ஆக உள்ளே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் மாதிரி சொன்னேன் இல்லைங்களா அது அவ்வளோ திக்காக இருக்காது ஸோ அதை விட்டுடலாம் இந்த நரம்பு மாதிரி இருக்கிறது மட்டும்தான் நம்ம எடுக்கணும் அதை நம்ம சும்மா இப்படி கிள்ளி இப்படி இழுத்தோம்னாலே இந்த நரம்பு வந்துடும் பாருங்கள் இப்படியே எடுத்துக்கலாம் ஈஸியாக எல்லாத்துலேயும் எடுத்துட்டோமா ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் இதில் நம்ம இனி பாதி அளவு தான் எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் இதில் இருக்கிறது அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாங்க பாருங்கள் ஒரு அளவுக்கு எடுத்தால் போதும் இந்த பூவை நம்ம முழுசாகவே அப்படியே போட்டுக்கலாம் இதெல்லாமே சாப்பிட்டா நல்லா தாங்க இருக்கும் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை கட் பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு தண்ணியில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டு அதில் கட் பண்ணி போட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும் இல்லைன்னா இது கருப்பாயிடுங்க இது க்ளீன் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கு கை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கருப்பாயிடுமோன்னு இது இருக்கும் எனக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஒன்றும் ஆகலை சப்போஸ் அப்படி உங்களுக்கு ஆச்சுன்னா லெமன் தேய்ச்சிங்கன்னா அந்த இதெல்லாமே போயிடும் சிம்பிளி சின்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ